MySQL tutorial tutorialக்கு நல்வரவு நமது dataவை userக்கு எச்சோ செய்து results ஐ இதிலிருந்து காட்ட while statement ஐ பயன்படுத்துவோம் முன்னே ஒரு row variable ஐ உருவாக்கினேன் அது equal to mysql underscore fetch underscore assoc இது இங்கிருக்கும் extract query ல் இருந்து ஒரு associative array ஐ உருவாக்குகிறது பீப்பிள் table ல் உள்ள எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்து id ல் அசெண்டிங் ஆர்டர் ன் படி ஆர்டர் செய்கிறேன் நமது while னுள் row ஐ array ஆக எழுதினாலும் அது அசோசியேட்டிவ் array ரோ 0 தவறாகும் ஏனெனில் இவை நியூமெரிக் இவை நியூமெரிக் id tags இவற்றுக்கு பதில் நம் field names ஐ பயன்படுத்தலாம் ஏனெனில் இவை அசோசியேட்டிவ் ஆகவே 0 1 2 3 நான்குக்கு பதில் உண்மையான பெயரை பயன்படுத்தலாம் இதிலிருந்து வேரியபிள்ஸ் ஐ உருவாக்கலாம் சொல்வது id பின் first name ஈக்வல்ஸ் ஒரே structure ஐ பயன்படுத்துவோம் இதை copy paste செய்வது எளிது இதை இண்டென்ட் செய்யலாம் ஆகவே மொத்தம் 5 இருக்கின்றன ஆகவே அது 5 பின் சும்மா மாற்றி விடுவோம் இது சோம்பேறித்தனம் ஆனால் இன்னும் வேகமான வழி ஆகவே லாஸ்ட் நேம் பின் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரும் இருக்கிறது நம்மிடம் டேட்டா இருக்கிறது ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது எச்சோ கமாண்டை பயன்படுத்த வேண்டும் இடையில் லூப் இருப்பதால் எதை எச்சோ அவுட் செய்தாலும் ரிப்பீட் ஆகும் நம்மிடம் உள்ள ஒவ்வொரு ரெக்கார்டும் இந்த கோடை ரிப்பீட் செய்வோம் உதாரணமாக இங்கே டெக்ஸ்ட் என்கிறேன் இப்போது நான்கு ரெக்கார்ட்கள் உள்ளன பக்கத்தை ரிஃப்ரெஷ் செய்ய டெக்ஸ்ட் நான்கு முறை எச்சோ அவுட் ஆகும் நான்கு முறை டைப் செய்வதால் இந்த கோடு துணுக்கு ஒவ்வொரு லூப்பையும் பிரதிநிதிக்கிறது அதனால் நமது டேட்டாபேஸில் இருந்து பிரித்த எதையும் அசோசியேட்டிவ் arrayவாக சேர்க்க முடியும் உதாரணமாக id அல்லது firstname அல்லது வேறு எதையும் எழுதுகிறேன் echo first name last name was born on dob date of birth and is gender line break ஐ மறக்க வேண்டாம் பேஜ் ஐ ரிஃப்ரெஷ் செய்யலாம் பின் நமது டேட்டா செட் இருக்கிறது வேரியபிள் நேம்ஸ் ஐ பயன்படுத்தி ஸ்ட்ரக்சர் செய்தது சரியான ஐ கொடுக்க அது ஒவ்வொரு ரெக்கார்டிலும் ரிப்பீட் ஆகியது நட்சத்திரத்தை பயன்படுத்தி நமது டேபிள் இன் கண்டென்ட் ஐ கொடுத்தோம் asterisk ஒவ்வொரு டேட்டா அல்லது ரெக்கார்ட் ஐயும் சேகரிக்கிறது இப்படி சொல்லலாம் IF gender double equal to F பின் gender equal to female முழுமையாக எழுதலாம் பின் சொல்வது else gender is equal to male இது வெறுமே variable ஐ value ஐ பொறுத்து மாற்றி எழுதுவதுதான் refresh செய்ய இது male மற்றும் female என மாறிவிட்டது இந்த டேட்டாவை காட்ட சுவாரஸ்யமான வழிகள் உள்ளன இப்போதைக்கு நான் people table ல் இருந்து தேர்ந்தெடுத்து ஐடியால் அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் செய்கிறேன் அதை டிசெண்டிங் ஐடியாகவும் ஆர்டர் செய்யலாம் இது டேட்டாவை திருப்பி எழுதுகிறது ஆர்டர் first name வாரியாகவும் இருக்கலாம் இது டிசெண்டிங் alphabetical இல் வைக்கும் அசெண்டிங் என்பது ascending alphabetical orderல் வைக்கும் ஆகவே பெறுவது A, D, E, K. அதையே சர்நேம் வாரியாகவும் செய்யலாம். இதே போல எதையும் வைத்து செய்யலாம். இங்கே சேர்த்தால் டேட் ஆஃப் பர்த் கூட. இன்னொரு செய்யக்கூடிய விஷயம் இதை idக்கு மீண்டும் எடுத்துச் செல்கிறேன் இதை டிசெண்டிங் என வைக்கிறேன் இந்த லிமிட் ஒன்றை பயன்படுத்தலாம் அல்லது லிமிட் 2, 3 அல்லது 4 எனவும் சொல்லலாம் நம் ரவ்ஸ் லிமிட் ஒன்றாக வைக்கிறேன் இந்த டேபிள் கடைசியாக சேர்த்த நபரை பக்கத்தின் பயனருக்கு காட்ட இதை 1 என்றே வைக்கலாம் ஆகவே இங்கே எச்சோ என்கிறேன் echo last person to be inserted into table was அப்படியே விட்டுவிட்டு ஒரு லைன் பிரேக் சேர்க்கிறேன் first name மற்றும் last name ஐ எச்சோ அவுட் செய்கிறேன் சரியா இங்கே நிறைய குழப்பம் இருக்கிறது last person to be inserted அது வேலை செய்கிறது அது ஏற்கனவே limit command ஆல் டைப் ஆகியுள்ளது descending order of id இல் நான் இதை 1 ஆல் லிமிட் செய்தேன் id இன்கிரிமெண்டல் அல்லவா ஆகவே கிடைப்பது மேலே 4 ஒன்றால் லிமிட் செய்ய நான்காவது ரெக்கார்ட் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆகவே டேபிள் காட்டப்பட்ட கடைசி ரெக்கார்ட் படி கடைசி நபரின் வால்யூ எச்சோ ஆட் ஆகும் while ஒரு டேட்டா வால்யூ ஐ மட்டும் ரிட்டர்ன் செய்யும் ஒரு டேட்டா வால்யூ ஐ மட்டுமே ரிட்டர்ன் செய்வதால் இவை நம்மை குழப்புகின்றன இது ஒரு command select start from people order by id dex இன்னொன்று limit 1 மற்றொன்று கமாஸ் போல எதையும் பயன்படுத்தவில்லை அப்படித்தான் கோடை நமது queryக்குள் எழுத வேண்டும் ஓகே கோடை சோதிக்க insert function ஐ php admin இல் பயன்படுத்தி இன்னொரு ரெக்கார்டை ஐ இன்சர்ட் செய்கிறேன் உதாரணமாக டைப் செய்யலாம் David Green Date of birth random ஆக இருக்கலாம். என்ன இங்கே டைப் செய்கிறோம் என்பது விஷயமல்ல. மேல் என்போம். நான் கீழே வந்து இந்த டேட்டாவை சப்மிட் செய்கிறேன். Browse சொடுக்க புதிய வேல்யூ உள்ளது. மீண்டும் ரெஃப்ரெஷ் செய்ய அது டேவிட் கிரீன் என மாறிவிட்டது. ஆகவே வீடியோஸ் அல்லது பர்சனல் பிக்சர்ஸ் இடும் வெப்சைட்டை வைத்திருந்தால் இது மிகவும் பயனாகும் யூசர் இன்சர்ட் செய்த கடைசி பதிவை காட்டலாம் அல்லது வெப்சைட்டில் பதிவு செய்த கடைசி பர்சன் அல்லது எதுவும் சாத்தியக்கூறுகள் எண்ணற்றவை அடிப்படையில் எப்படி டேட்டாவை எச்சோ ஆட் செய்வது மைஸ்கிள் குரி மூலம் manipulate செய்வது அடுத்த பகுதியில் யூசரை எந்த டேட்டா காட்டப்பட வேண்டும் என குறிப்பிட அனுமதிப்போம் சில எச்டிஎம்எல் பார்ம்ஸ் ஐ உருவாக்கி அவர்களை இதை செய்ய வைக்கலாம் அவர்கள் பெயரையோ டேபிள் ஐயோ டேட்டாபேஸ் இலிருந்து செலக்ட் செய்ய முடியும் நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போம்